ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இன்னைக்கு வந்து எங்கே கிளம்பியிருக்கோம்னா தவனோட ஸ்கூலுக்கு போய் புக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும் தவன் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஒன் போகிறேன் இந்த வருஷம் அதனால் போயிட்டு நம்ம வந்து லீவ்லேயே வந்து நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம் இந்த டிசம்பரில் வந்து ஃபுல்லாக டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு என்ன டேட் வந்து ஓகேவாக இருக்கோ அன்றைக்கி போய் நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம் யூனிஃபார்ம் அப்புறம் ஷூஸும் வந்து அங்கேயே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் புக்ஸோட லிஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ப்ரைஸ்லாம் போட்டு மொத்தமாக கொடுத்துருவாங்க எது எது நம்மளுக்கு வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து பே பண்ணிட்டு வந்துடலாம் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அதனால் ஸ்கூலில் போயிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரி வாங்க இப்போ வந்து நம்ம போகலாம் செவன் புக்ஸ் கலெக்ட் பண்ணலாமா எல்லோரும் கிளம்பியாச்சு போய் புக்ஸ் போய் வாங்கிடலாம் நீ லீவ்லேயே படிக்க ஆரம்பிச்சிடணும் தவன் ஓகே புக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணலாம் தர்ஷன் அவங்களும் வந்து புக் கலெக்ட் பண்ண போகிறாங்க ரெண்டு பேரும் கலெக்ட் பண்ணிடலாம் இன்ட்டி வரேன்னு சொன்னாங்க இந்த சைடு இந்த சைடு தவன் பேக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு ஒரு பெரிய பேக் வேணும் நம்மளுக்கு புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா நிறைய ஃபைல்லாம் தருவாங்க தவனோட ஃப்ரெண்டும் வரேன்னு சொன்னாங்க அவங்கள போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூல் போயிடலாம் இப்போ நம்ம தவனோட ஸ்கூலுக்கு வந்துட்டோம் புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃபார்ம் காமிச்சேன் பார்த்தீங்களா அதுலேயே வந்து புக்கோட லிஸ்ட்டெல்லாம் இருக்குது நம்ம அதில் வந்து என்னென்ன புக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களே வந்து எல்லா புக்ஸுமே வந்து நம்மளுக்கு பேக்கில் போட்டு கொடுத்துட்றாங்க எதுப்பா பேக் எடுத்துட்டு வந்து வேஸ்ட்டு உங்களுக்கு பேக் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ண எல்லா புக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கேன்டீன் இது ஃபைவ் ப்ராட் லைன் இதில் இருக்க ஐட்டம்லாம் எங்கே இருக்குது இங்கே தானே இருக்குது இதுவில் தான் இருக்கும் இல்லை தமிழ் இது இது ஃபார்ம் இது வந்து பிஇயா e பிஇ e. e. அப்புறம் சோஷியல் ஸ்டடீஸ் ஆக்டிவிட்டி பக்கம் அப்புறம் மேக்ஸ் ஒன் பி ப்ராக்டிஸ் இது maths one A practice book text book one A one A one B இருக்கும்ல ரெண்டுமே அது ஒன் பி டெக்ஸ்ட் புக் இது வந்து டேர்ம் டூ வரைக்கும் இது டேர்ம் த்ரீ ஃபோர்க்குள்ள ஒன் பி அதான் அவ்வளோதான் Stella handwriting handwriting இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் நீயும் பண்ணியிருக்கல அப்போ ரோக் நீ பண்ணது மறுபடியும் பார்த்தா அவனுக்கு இது grammar basic grammar from the word bank இது தமிழ் பண்புள்ள குடிமக்கள் பாடநூல் பயிற்சி நூல் இது இது பண்புழுக்குறின்னு ஆமாம் அது நூல் இது பயிற்சி நூல் இது ஒன் ஏ கையெழுத்து பயிற்சி நூல் ஒன் ஏ இது ஒன் பி இது வந்து term three four four one B one A வந்து டேர்ம் ஒன் டேர்ம் டூ இது டேர்ம் த்ரீ டேர்ம் ஃபோருக்கு அப்புறம் எல்லாமே ஸ்டோரி புக்ஸ் எத்தனை புக்ஸ் இருக்குது எட்டு புக்ஸ் எட்டு ஸ்டோரி புக்ஸ் நாலு நாலு புக்ஸ் வந்து ஒரு ஒரு டேர்முக்கு harder one year one week அப்புறம் ஒன் ஏ பயிற்சி நூல் பயிற்சி நூல் ஒன் வீக் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லாமே வாங்கியாச்சு இங்கிலீஷ் மேத்ஸு சோஷியல் ஸ்டடீஸ் இதெல்லாம் வாங்கியாச்சு சைனீஸ் கிடையாது இங்கிலீஷ் மல்லே கிடையாது தமிழ் வந்து வாங்கியிருக்கோம் இங்கே ஜென்ரல் இங்கே இந்த கடையோட மழை கடையை தமிழ் இது வாங்கியிருக்கோம் அப்புறம் ஆப்ஷனல் ஐட்டம்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா one fifty four dollars books எல்லாமே வாங்கியாச்சு அடுத்தது வந்து நம்ம யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் யூனிஃபார்ம் வாங்கினோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஇ வந்து வாங்கினோம் பிஇனா பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பிடி பீரியட் இருக்கும்ல ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பிஇ டிஷர்ட்ஸ் வந்து வாங்கினோம் வாரத்தில் வந்து ரெண்டு பிஇ கிளாஸஸ் இருக்கும் அவங்களுக்கு ஸோ ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக ட்ரையல் போட்டு பார்த்து தான் இவங்களுக்கு வாங்க முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப டிஃபர் ஆகும் ஓகேங்க சொல்கிறேன் profile. Oh, okay. பண்ணல நம்ம எவ்வளோ தொலை தொலைன்னு இருக்கு காமிக்க திரும்புங்க இப்போ இன் பண்ணலாமா தான் எடுக்கிற அப்பதான் இன் பண்ணலாம் இது டுவெண்ட்டி எயிட்டா ஆமாம் டுவெண்ட்டி எயிட் லென்த் இன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லூஸ் விளையாட இருக்கும் நானே இது ஓகே தான் உங்களுக்கு விடுங்க தரேன் வா தரேன் போடுவீங்களா அம்மா அவளால் ஓடவே முடியாது அதுதான் சரி அடுத்தது ஷூஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணோம் ஷூஸ் பார்த்தீங்கன்னா அவனோட சைஸ்க்கு வந்து அங்கே இல்லை அதனால் வந்து நம்ம வெளியே கூட வந்து வாங்கிக்கலாம் ஷூஸு ஆனால் ஒயிட் ஷூஸ் தான் வந்து இவங்களுக்கு போடணும் இவங்க ஸ்கூலுக்கு எல்லோரும் எங்கே போயிட்டாங்க பாருங்கள் ஸ்கூலில் பின்னாடி கார்டன்லாம் வச்சுருக்காங்க இது பேக் சைடு ரோடு இங்கே இங்கேயும் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது இங்கேயும் வந்து கேட் இருக்குது ஃபுல்லாக செம்பருத்தி செடி கொய்யா மரம் அப்புறம் இங்கே ஒரு சீட் அவுட் இருக்கு தர்ஷன் எங்க ஸ்கூலை பார்க்காம கார்டனை சுற்றி பார்த்துட்டு இருக்கணும் இங்கே கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது பக்கம் ஃபுல்லாக இங்கே வந்து கார்டன்லாம் ஒரு ஆன்டி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் இடம் ஸ்கூல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மேபி ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து இங்கே கார்டன்லலாம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் மூணு சைடுமே கேட் இருக்குது சைட் கேட் இருக்குது ஆனால் அந்த சைடு வந்துக்கலாம் இது லோட்டஸ் லோட்டஸ் தான் நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் லோட்டஸ் இல்லை வாட்டர் லில்லி மாதிரி இருக்குது பார்த்தேன் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே ஸோ ரொம்ப தூரம் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கும் ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஸ்கூல் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்துக்கலாம் தவனோட ஃப்ரெண்டு இவரும் தான் இன்றைக்கி வாங்க வந்திருக்கோம் காலியாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி ஃப்ரைடேனால மேபி சாட்டர்டே இல்லை வந்து கூட்டம் இருக்கும் இருந்தாலும் இருக்கும் ஸ்கூல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரெண்டு பேர் போங்க பாருங்க வா ஸ்கூல் பிடிச்சிருக்கா தவன் வெளியே பார்த்த அப்புறம் உள்ள கிளாஸ் ரூமில் போய் ஃபஸ்ட் டே எப்போ பார்க்கலாம் ஓகே இங்கே பார் பிடிச்சிருக்கா ஸ்கூல் உனக்கு ம் புக்ஸ் நிறைய இருக்குது தவனுக்கு இங்கே மேலேயே நம்மளுக்கு ஷெல்டர் இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பில்டிங் தெரியுதுல்ல அங்கே தான் நம்ம வீடு இங்கே கேட் ஒன் இருக்குது மெயின் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் தான் கேட்டு இவங்க ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈஷோன் செகண்ட்ரியும் இருக்குது ப்ரைமரிக்கு அப்புறம் செகண்ட்ரி தான் வரணும் இவங்க ஸோ ப்ரைமரியில் வந்து சிக்ஸ் இயர்ஸ் செகண்ட்ரியில் வந்து ஃபோர் இயர்ஸ் படிக்கணும் அங்கே ப்ரைமரி இருக்குது இங்கே ஒரு செகண்ட்ரி ஸ்கூலும் இருக்குது மல்லை ஃபஸ்ட்டு சைனீஸ் தமிழ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் ரூம்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்ட முடியல மேபி ஃபஸ்ட்டு டே அவங்க ஸ்கூல் போகும்போது அவங்களோட கிளாஸ் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதோட வந்து நான் இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் உங்களை வந்து வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய்